தடை அப்படிங்கிறதுல டிலே கூட இருக்குதுன்னு அன்று சொல்றாரு தாமதம் ஒரு நடக்க வேண்டிய காலத்துல ஒரு விஷயம் நடக்காம எல்லாரும் காதில் வாங்கிக்கிங்க டிலே ஆயிட்டே போகுது அப்படின்னு சொன்னா அது தடை அது என்ன தடை செய்யணும் இப்படி நடக்கணும்னு நீங்க நினைக்கிறது அறிகுறியே இல்லை அதுக்கு ஒரு அறிகுறியுமே இல்லை நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னாலும் அதுவும் தடை தான் அதுவும் தடை தான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு ஆவியான வித்தியாசமான ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறார் டிலே தடை சொல்லுங்க எல்லாரும் தாமதம் தடை சொல்லுங்க தாமதம் என்பது தடை அதை லூயா அதாவது நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது என்னன்னா ஏற்ற வேலையில எல்லாத்தையுமே நேர்த்தியாய் செய்வார் ஏற்ற வேலையில எல்லாத்தையும் செய்கிறவர் அப்படி மட்டும் பைபிள் சொல்லல ஏற்ற வேலையில எல்லாத்தையுமே எல்லாரும் சொல்லுங்க நேர்த்தியாய் செய்கிறவர் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ ஏற்ற வேலைங்கிறத பைபிள் ரைட் டைம் அப்படின்னு சொல்லுது சரியான நேரம் என்ன நீங்க வார்த்தைக்கு வார்த்தை விளைக்கீங்க ஒரு நிமிஷம் அல்லது ஒரு செகண்ட் கூட முன்னாண்டியும் இல்லை பின்னாண்டியும் இல்லை ரைட் டைம்ங்கிறது அதுதான் முன்னாடியும் இல்லை அதாவது ப்ரீவியஸாவோ அதாவது ரொம்ப முன்கூட்டியோ அப்படியும் இல்லை அல்லது கால தாமதமாகவும் இல்லை கரெக்டாக நடக்கும் பார்த்துக்கீங்க கரெக்டாக நடக்கும் இந்த நாள்ல இந்த தேதியில இந்த வருஷத்துல இந்த நேரத்துல அப்படின்னா அந்த மணியில அந்த நேரத்துல அந்த வருஷத்துல அந்த நாள்ல கரெக்டா நடந்துடும் இசலவேல கர்த்தர் எகிப்திலிருந்து விடுவிப்பேன்னு சொல்லிட்டு நானூறு வருஷம் அடிமை தரத்தை அவங்களுக்கு முதல்லயே சொல்லியிருந்திருந்தார் இல்லையா சொல்லியிருந்தார் தான் பைபிள் ரொம்ப அழகா சொல்லுதுங்க அந்த வருஷம் முடிகிற அந்த நாளில கரெக்டா கத்துல அவங்க என்ன செய்யறாரு வெளியே ராமன் சொல்லுங்க பாக்கலாம் அது வரைக்கும் இருதய கடிதம் யாருக்கு இருந்துட்டே இருந்துச்சு பார்வோனுக்கு பத்து வாதைகளை கண்டும் கூட அவருடைய இருதய ஒண்ணுமே பெருசா ஒண்ணுமே ஆகல ஆனா அந்த ரைட் டைம் எப்ப தெரியுமா வருது அந்த கத்தர் சொல்லி இருந்தபடி அந்த நானூறு வருஷ அடிமைத்தனத்தினுடைய அந்த கடைசி நாள்ல கரெக்டா கத்தர் என்ன செய்யறாருன்னா வேலை அங்கிருந்து புறப்பட வைக்கிறார் உங்க வாழ்க்கையில கத்தர் எதை செய்யணும் அப்படின்னு நினைச்சாரோ அது எந்த நேரத்துல செய்ய நினைச்சாரோ எந்த நாள்ல செய்ய நினைச்சாரோ அந்த நாள்ல அது கரெக்டா அவர் செய்வார் அது செய்யாதபடிக்கு தடை வருது தாமதம் வருது அப்படின்னு சொன்னா பிரச்சனை அவர்கிட்ட இல்ல நம்ம கிட்ட தான் பிரச்சனை சொல்லுங்க ஆண்டவருடைய கேரக்டர் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க ஆண்டோடைய நேச்சர் அப்படிங்கிறது என்ன ஏற்ற வேலையில ரைட் டைம்ல சொல்லுங்க ரைட் டைம்ல ரைட்டா செய்வார் கருத்தர் நாம எப்படியோ செஞ்சிடணும் செஞ்சிருவோம் அதை நோண்டி பார்த்தா ஆயிரம் பிரச்சனை இருக்கு அது வேற விஷயம் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க அவர் ஏற்ற வேலையெல்லாம் செய்வாரு அதைய ரொம்ப நேர்த்தியா செய்வார் அதை யாருமே என்ன செய்ய முடியாது குற்றப்படுத்தவே நம்ம அறிவுக்கு ஏற்றது தான் காலம் பிடிக்கும் நாம் அதை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கால தாமதமாகவே ஒழிய கத்தர் செஞ்சதை கரெக்டா செஞ்சிருப்பார் நம்புறவங்க மட்டும் ராமன் சொல்லுங்க அதை ஒரு மனுஷனும் குற்றப்படுத்த முடியாது அதை ஒரு மனுஷனும் கேலி பேச முடியாது அதை ஒரு மனுஷனும் விமர்சிக்க முடியாது அவர் அந்த டைம்ல கரெக்டா என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார் அது லூயா இப்போ நீ நல்லா புரிஞ்சுங்க இந்த இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஜெபம் பண்ணியும் தாமதமாகுது பொருத்தனை பண்ணியும் தாமதமாகுது அநேக ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணியும் தாமதமாகுது என்னென்னமோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் பண்ணி பார்த்துட்டு ஆனாலும் என்னுடைய காரியம் சக்சஸா இல்லாம என்னுடைய காரியம் வெற்றியா விக்டரியா இல்லாம அது டிலே ஆகுது தோல்வியான மாதிரி தெரியுது அது வந்து ஏதோ ஒரு வகையில இடைஞ்சல் படுது அதை நான் சுதந்திரிக்க முடியல பெற முடியல அது நிறைவேறல அப்படிங்கிற ஆயிரம் காரணங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்றாரு அது என்னுடைய மிஸ்டேக் அல்ல மகனே மகளே உன்னிடத்தில் இருக்கிற சொல்லுங்க எல்லாரும் ஒப்பு கொண்ட மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம் அது என்னிடத்தில் இருக்கிற குறை சொல்லிருங்க அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் நீங்க அப்படி யோசிக்கவே இல்லை நீங்க எப்படி யோசித்திருப்பீங்க தெரியுமா நாம கரெக்டான இடத்துக்கு தான் போனோமா கரெக்டான ஆள்கிட்ட தான் ஜோ பண்ணோமா இப்படியெல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பீங்க நல்லா நீங்க கவனிங்க நீங்க இருக்க வேண்டிய பிரகாரம் செய்ய வேண்டிய பிரகாரம் ஒன்றை செஞ்சிருந்தா நான் உங்களுக்கு சொல்றேங்க யாரும் உங்களுக்கு ஜெபிச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்காக யாரும் தேர்ந்தெடுத்துல ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை தேவனே உங்களுக்காக வந்து அதை நிறைவேற்றி இருப்பார் உங்களுக்கு யாரும் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்ல வரல அது தேவையில்லை நான் சொல்ல வரல ஆனா நீங்க செய்யறத செய்யாம அவங்கள ஜெமிங்க இவங்கள ஜெமிங்க நீங்க ஜெமிங்க அவங்க ஜெமிங்க இப்படி நீங்க வெறும் பிறருடைய ஜெபத்தை மட்டும் சார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதை செய்யற வரைக்கும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த ஜெபங்கள் எல்லாம் பத்திரமா தேவ சமூகத்திலே இருக்கும் அதுக்கு பதில் மட்டும் உங்களுக்கு வரவே இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல சொல்றாரு காரியம் வாய்ப்பதற்கு நீ செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல சொல்றாருங்க உங்க வாழ்க்கையில எதுவெல்லாம் டிலே ஆன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ இது எனக்கு இத்தனை காலங்கள் கடந்துருச்சு அது எனக்கு இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு இதனால இத்தனை வருஷங்கள் தாண்டிடுச்சு அப்படின்னு இப்ப யாரெல்லாம் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் ஆண்டு சொல்றாரு இப்போ கூட ஆண்டவர் ஆண்டவர் இப்ப கூட உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா இப்ப கூட என்னால் அதை மாற்றி தர முடியும் உன்னை நீ சரிபடுத்திக்க போதுன்னு ஆண்டு சொல்றேன் டிலே நான் அடிக்கடி சொல்றேன் தாமதம் தேவனுக்கு மறுப்பாகாது எல்லாரும் சொல்லுங்க தாமதம் மறுப்பல்ல சொல்லுங்க நீங்க டிலே ஆகிறதுனால ஆண்டவர் தரமாட்டாரு முடிவு பண்ணிடக்கூடாது இந்த டிலே ஆகிறதுனால அவர் தராம இருக்கிறதுனால அந்த இடைப்பட்ட பீரியாடிக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா அந்த காலங்கள் இருக்குது பாத்தீங்களா அது நம்மளை என்ன என்ன செய்யுதுன்னா மோல்டு பண்ணுது அது நம்மளை என்ன செய்யணும் உருவாக்குறோம் விளக்கிட்டது மட்டும் சொல்லுங்க பாக்கலாம் அந்த தடைப்படுறது தடைப்படுறது உங்களை உட உங்களை வந்து நாசமாக்குறதுக்கு இல்ல உங்களை உருவாக்குவதற்கு எல்லாரும் சொல்லுங்க என்னை என்னை சிலதை கொடுக்காம தடுத்து தேவன் நம்மளை என்ன செய்யறாரு உருவாக்குறார் சிலதை கொடுத்து தேவன் நம்மளை உருவாக்குறார் விளங்கிட்ட மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் சிலத ஆண்டவர் சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க சிலத ஆண்டவர் எனக்கு கொடுத்து என்னை உருவாக்குகிறார் சொல்லுங்க சிலதை ஆண்டவர் எனக்கு தடுத்து என்னை உருவாக்குகிறார் சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் அலலூயா நீங்க கொடுக்கறத மட்டும்தான் தேவன் உருவாக்குறதுக்குன்னு நினைக்கிறீங்க தடுத்தது என்ன செய்யல சொல்லிருங்க வேகமா நீங்க என்ன நினைச்சு தெரியுமா அதுக்கு பிசாசு காரணமாக்கிட்டீங்க ரைட் ஆமே நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் வேதத்தை நீங்க வெளிப்படையா நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் ஆவியாளர் அழகா பதிவு பண்ணி வச்சிருந்திருப்பாரு இன்றைக்கு இந்த தடைகளை உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தடைகளை உடைத்து நீங்க வெற்றிகரமாய் வாழ்வதற்கு நீங்க உங்களுடைய லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேதம் அநேக வழிகளை காட்டி தருதுங்க அதுல ஒரு காரியத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு இருக்கிற சமயங்களில கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க நம்மை வழி நடத்துகிறார் என்னோடு சேர்ந்த வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு நாளாகவும் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை எடுத்த ஒருவர் வேகமாய் சத்தமாய் நிதானமாய் வாசியுங்கள் பார்க்கலாம் தேவனுடைய தரிசனங்களில் நீ தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்வான் உசியா ராஜாவை குறித்து ஆவியானவர் இங்கே கொடுத்திருக்கிற ஒரு நல்ல சாட்சி இது உசியா ராஜாவினுடைய ஆரம்ப காலங்கள் உசியா ராஜா ராஜ்யவாரம் செய்த அந்த ஆண்டுகளிலே ஒரு பெரும் பகுதியின் நாட்கள் பெரும் பகுதியின் காலங்கள் தேவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டதாக தேவனாலே அது அங்கீகரிக்கப்பட்டதாக தேவன் சாட்சி பகரத்தக்கதாகத்தான் இருந்துச்சு அவருடைய பிந்தைய வாழ்க்கையினுடைய சோகம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பையும் பெரிய சத்திய வெளிச்சத்தையும் தரும் அதே மாதிரி அவருடைய முந்தைய கால வாழ்க்கையும் நமக்கு அதை காட்டுகிறது ஒரு சொல்லுங்க இப்போ இந்த ராஜாவுடைய வரலாற நீங்க சில இடங்களில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இன்றைக்கு நம்ம செய்திக்கு தேவையான ஒரு சிலதை மட்டும் நான் இங்க இருந்து காண்பிக்க நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறேன் ஒன்றாம் வசனத்தை அதே அதிகாரத்தை நீங்க கவனிச்சு பாருங்க யூதா ஜனங்கள் எல்லாரும் பதினாறு வயதான உஷியாவை அழைத்து வந்து அவரை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள் கேட்கிறீங்களா கவனிங்கயா வசனத்தை பார்க்க நேரம் பார்க்கணும் என்ன கவனிக்க நேரம் கவனிங்க கத்தர் இவனை ராஜாவாக்கினார் நாங்க என்ன செய்யல எல்லாரும் சொல்லுங்க இவனை பறிச்சு தானே கத்தர் ராஜாவாக்கினார் போட்டிருக்கு அட சொல்லுங்க மக்கள் அப்படியே போட்டிருக்கு எல்லாரும் கையிலும் பைபிள் இருக்குதானே என்கிட்ட மட்டும் தான் பைபிள் இருக்கா எல்லாரும் எல்லாரும் பைபிள் அப்படித்தானே இருக்கு ஏன்னா உங்க பைபிள் அப்படித்தான் எழுதிருக்கு சகோதரி சகோதரா உங்க பைபிள் அப்படித்தான் இருக்கு எப்படி எழுதிருக்கு யூதா ஜனங்கள் எல்லாரும் பதினாறு வயசான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்துல ராஜாவாக்கிட்டாங்க இந்த ராஜ்யம் விளக்குமா கேள்வி அடுத்தது கர்த்தர் ஏற்படுத்தாத ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமா சத்தியத்தின்படி சொன்னா படாது நிறைய நேரம் நீங்க நினைச்சுக்கிறீங்க நிறைய நேரம் நாம நிறைய விஷயங்களை இப்படி எல்லாம் யோசித்துட்டு சில நேரம் கண்டுபிடிக்க வேண்டிய உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம் இப்ப அதுக்குள்ள போனா எனக்கு வேற மாதிரி டைம் எடுக்கும் இப்ப அது வேண்டாம் சும்மா உங்களுடைய பார்வைக்கு அதை வச்சிடுறேன் இப்படி இருந்த இந்த மனுஷனுடைய ராஜ்ய வாரத்தினுடைய வரலாறு மூன்றாம் வசனம் எப்படி சொல்ல தெரியுமா உசியா ராஜாவாகிற போது பதினாறு வயதா இருந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசலேமில் சவுல் ராஜீவாரம் பண்ணினதை விட தாவீது ராஜீவாரம் பண்ணினதை விட சாலமோன் ராஜீவாரம் பண்ணினதை விட இந்த மனுஷனுடைய ராட்சி வாரத்தின் காலங்கள் அதிகம் நீங்க கவனிக்கிறத கவனிக்க வேண்டிய விஷயத்தை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல பதினாறு வயசு ராஜாவா பொருட்படுத்த இந்த மனுஷன் அது மக்களுடைய போர்ஸ்ல மக்களுடைய தீர்மானத்துல மக்கள் செய்த முடிவுல ராஜா வாக்கப்பட்டான் ராஜாவாக நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான் இவனுடைய ராஜ்ய பாலத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் யூதாவை ஆளும்படி கர்த்தர் செய்திருக்கிறார் அப்படியான என்னவோ ஒரு சீக்கிரம் அதுக்குள்ள இருக்குங்க இருக்கு நான் சொல்றது நீங்க எல்லாம் விளைக்கீங்க சில நேரம் கத்தரே நம்மளை நடத்துவாரு சில நேரம் கத்தர் தான் இப்படி நடத்துனாருங்க நம்ம விளைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுமா லோயா அவருடைய அவருடைய சித்தம் இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம ஒரு அணு கூட இந்த உலகத்திற்கு செய்யாது அசையா அதை சத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க நல்லா கவனிச்சுங்க நல்லா கவனிச்சுங்க நான் நான் இந்த இந்த இடத்துல இந்த உசியாவை நான் எப்படி பார்க்கும்படி ஆவியாளர் உங்களுக்கு காட்ட சொல்றாருன்னா மனுஷனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜ்ய வாரம் மனுஷர் தீர்மானித்த ஒரு ராஜாவினுடைய ராஜ்ய வாரம் இப்படி இருக்குமா அப்படின்னு நான் யோசிக்க சொல்றேன் இருக்கும் எப்போ எப்படி ஏன் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல அந்த உசியா ராஜாவுக்கு தோல்விகள் வரல அந்த உசியா ராஜாவினுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமா ஆசீர்வாதமா இருந்துச்சு அந்த மனுஷனை உயர்த்திக்கிட்டே இருந்தார் அவன் கீர்த்தி பெருகிட்டே இருந்துச்சு அவன் எல்லைகள் விரிவாகிட்டே இருந்துச்சு அவனுக்கு உண்டான புகழ்ச்சி அடேங்கப்பா ரொம்ப பிரமாதமா இருக்கு அலலூயா அவ்வளவு வெற்றி அவ்வளவு சிறப்பு அவ்வளவு உயர்வு அவ்வளவு மேன்மை அவ்வளவு ஆசீர்வாதம் அத்தனை பெரிய அநேக விஷயங்களை கத்தர் அங்க பார்க்கும்படி ஒரு நல்ல ராஜாவா இந்த இடத்துல நமக்கு தேவன் அவரை அறிமுகப்படுத்துகிறார் நம்ம வாசித்து ஐந்தாம் வசனத்தினுடைய வச ஐந்தாம் வசனத்துடைய வாக்கியத்திற்கு முன்னாடி நாலாம் வசம் ஒரு பதிவு பண்ணுது பாருங்க அவன் தன் தகப்பனாகிய அமர்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை சில நேரம் நல்லா கேட்டுக்குங்க நீங்க வாழ்கிற வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற சாட்சி இருக்குது பாத்தீங்களா இந்த இந்த இந்த இந்த உசியா மாதிரி கத்தருடைய பார்வையில செமையானதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சரண நல்லத சரியானத நியாயமான காரியங்களை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க கத்தருடைய சமூகத்துல சரியா நீங்க நடந்துக்கிறீங்க ஒழுங்கும் ஒழுங்கும் கிரமமாய் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறாரோ கொடுக்கலையோ சிலதெல்லாம் கர்த்தரே உங்களுக்கு என்ன செஞ்சிருவார்னா வாய்க்க பண்ணிடுவார் இப்போ நமக்கு வந்து சில விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே சொல்லப்பட்டு நிறைவேறுது சில விஷயம் எந்த வெளிப்பாடும் தீர்க்க தரிசனமும் எந்த சொல்லுங்க எதுவுமே இருக்காது டக்குன்னு நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறும் எத்தனை பேர் நிறைய விஷயங்கள் நான் சொல்றது சின்னதா பெருசா நீங்க அந்த தரத்தையெல்லாம் பார்க்க வேண்டாம் அதனுடைய அளவையெல்லாம் பார்க்க வேண்டாம் நமக்கு தீர்மானமே இல்லாத நம்ம பிளானே பண்ணாத நிறைய விஷயங்கள் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்குது என்ன காரணம் தெரியுமா நானும் நீங்களும் ஏற்கனவே தேவ சமூகத்துல செமையாய் நடந்துட்டு இருந்தங்கிறதுக்கான ரிவார்டு ஆனர் தான் அதாகும் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குனு உங்களை கத்தர் ப்ரொமோட் பண்றாரு டக்குன்னு உங்களுடைய ஸ்தானத்துல உங்களுக்கு ஒரு உயர்வு உங்க வருமானத்துல ஒரு இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு ஒரு அடிஷனலா ஒரு சப்போர்ட் நீங்க தந்திரமா சேமிச்சு வைக்கிறீங்க சீட்டை போடுறீங்க நோட்டை போடுறீங்க அதையும் பண்றீங்க இதையும் பண்றீங்க ஷேர்ல போடுறீங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில போடுறீங்க வட்டிக்காரங்க கொடுக்குறீங்க இந்த இந்த திலாலண்டி வேலையெல்லாம் வேற தேவன் வாசல் திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறதுங்கிறது வேற சொல்லுங்க பார்க்கலாம் உலகம் வந்து எப்பவுமே உலகம் வந்து நல்லா கேளுங்க நல்லா கேட்டுக்குங்க உலகம் வந்து வாங்கி கொடுக்கறத பத்தி பேசும் பைபிள் வந்து கொடுத்து வாங்குறத பத்தி தான் பேசுது என்ன இருக்கு புரியுது உலகம் சேமித்து பெருகலாம்னு சொல்லும் பைபிள் எடுத்து சொல்லுது எல்லாத்தையும் தார வார்த்துக்கு நீ பெருகலாம்னு பைபிள் சொல்லும் விளங்கிட்டு மாட்டோம் விளங்கிட்டு மட்டும் சொல்லுங்க வாங்கி விற்கிறத பத்தி உலகம் பேசும் கொடுத்து வாங்குவதை பற்றி பைபிள் தான் பேசுது அவன் ஆமா யாருக்குமே கொடுக்காம சேமிச்சு சேமிச்சு வச்சுதான் உயர முடியும்னு உலகம் சொல்லும் ஆ பைபிள் சொல்லுது நீ எல்லாருக்குமே கொடு தேவை இருக்கிறவனுக்கு எல்லாம் கொடு தரித்திரனுக்கு எல்லாம் கொடு தேவனுக்கு கொடு எப்பவெல்லாம் பணத்துக்கு ஒரு தேவை வருதோ அப்பவெல்லாம் நீ பகிர்ந்து கொடுத்துரு உனக்கு இல்லாமல் போகாது உன்னை தேவன் நிரப்பிட்டே இருப்பார் பைபிள் சொல்லுது அலையலூயா அலையலூயா தான தர்மம் பண்ணி அதிகமாய் வாரி இறைத்து வாரி இறைத்து விருத்தி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க விசிறித்தனம் பண்ணி தரித்திரனானவங்க இருக்கிறாங்க நான் பைபிள் சொன்னதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் என் அன்பு ஜனமே சில நேரம் உங்களுக்கு இப்ப இப்ப ஆவியான சொல்றத வாங்கிக்கீங்க யார் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்திருக்க மாட்டார் உன்னை இப்படி ஆக்க போற அப்படி ஆக்க போற இன்றைக்கு உனக்கு இது வரப்போகுது அது வரப்போகுது எந்த ஒரு லீடிங் உங்களுக்கு இருந்திருக்காது ப்ராபசி இருந்திருக்காது தரிசனம் இருந்திருக்காது சொப்பனம் இருந்திருக்காது தரிசிகள் மூலமா கத்தர் சொல்லி இருக்க மாட்டார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல லாட்ரி அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஏன்னா அதுக்கு ஆண்டு சொல்ல நீ ஏற்கனவே எனக்கு முன்னாடி நடந்துகிட்ட அந்த வாழ்க்கைக்கு நான் உனக்கு தருகிற கணம் அலலூயா இருந்ததுக்கு புரியுது புரிஞ்ச மாதிரி தெரியலையே புரியாத மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது புரிஞ்சிருந்தா இந்நேரம் அதிர்ற மாதிரி ஒரு ஆமையன் வந்திருக்கணும் இன்னும் ஒரு அலையிலையா வந்திருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் இரண்டு தேவனுடைய ஜனமே கத்தரை பார்வைக்கு செம்மையானத செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு போட்டுட்டு ஐந்தாம் வசனத்துல ஆவியார் எப்படி தெரியுமா எழுதுறாரு படிக்க இப்ப படிங்க அதையே தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இறங்கி இருந்தான் மனுஷன கத்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கத்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ப இவனை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்தாலும் ஆண்டு அங்க போட்டிருக்கிறார் எதுக்கு புரியுது தேவ தரிசனங்களிலே புத்திமானா இருந்த சகரியா நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன் ஒரு நல்ல தேவ மனிதன் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் பரிசு விலகீட்டுக்கு மட்டும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் எலிசா மறித்த போதும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சாட்சி கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எப்படி தெரியுமா சாட்சி கொடுக்குறாங்க இஸ்ரவேல் தேசத்திற்கு ரதமும் குதிரை வீரரும் இருந்தவரே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சாட்சி வருது எலிசாவுக்கும் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் ஒரே மாதிரி சாட்சி இஸ்ரவேலுக்கு ரதமும் ரதமும் இந்த உலகத்தில் ஒரு அரசியல்வாதி செத்து போகும்போது ஒரு அரசியல் தலைவர் மறித்து போகும்போது உலக பிரகாரமும் ஆளுநர் இருக்கிற தலைவர்கள் வந்து ஒரு ஒரு ஒரு இரண்டு செய்தி போடுவாங்க என்ன போடுவாங்கன்னா இந்த தேசம் ஒரு நல்ல இந்த மாநிலம் ஒரு நல்ல சொல்லுங்களேன் ஹலோ பைபிள் அப்படி போடல புரியுது என்னைக்குமே வேத வார்த்தை உலகத்தின் கணிப்புக்கு தான் பைபிள் எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல தேவ மனிதன் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பரிசாகிறார் இப்போ அந்த மனுஷனுடைய மரணம் அந்த மனுஷனுடைய இறப்பு அந்த ஒரு தேவ மனிதனுடைய ஒரு இழப்பு இருக்குது பாத்தீங்கன்னா அது மிகவும் தேசத்திற்கு பெரிய சொல்லுங்க புரியல சொல்றது ஒரு நல்ல தேவ மனிதனுடைய இறப்பு அல்லது இழப்பு தேசத்திற்கு பெரிய நஷ்டம் அலையூயா அது தேசத்துக்கு பெரிய நஷ்டம் சாமியல் தீர்க்கதரிசி சாகும் வரைக்கும் இஸ்ரேவேலை விசாரிச்சுட்டு நடத்திட்டு இருந்தார் சின்ன வயசுல தேவ சத்தம் கேட்டு நடக்க ஆரம்பித்து சாமியல் இடத்துல இவர் உண்மையாலுமே கத்தருடைய தீர்க்கதரிசி தான் கத்தருடைய மனிதன் தான் சொல்லி சாமுவேல்கிட்ட சின்ன வயசுலயே கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்ச மக்கள் அவர் சாகும் வரைக்கும் அவர்கிட்ட வந்து நியாயம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு குறித்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட தேவ மனிதர்களை வச்சு அந்த பகுதிக்கு அந்த பிராந்தியத்திற்கு அந்த தெருவுக்கு அந்த ஊருக்கு அந்த தாலுக்காவுக்கு அந்த மாவட்டத்திற்கு அந்த மாநிலத்திற்கு அந்த தேசத்திற்குன்னு சொல்லி சிலர் எல்லாம் பல தேசங்களுக்குன்னு சொல்லி கத்திர செஞ்சிருப்பாருன்னா ஆசீர்வாதமான பாத்திரமாக வச்சிருப்பாங்க விளங்கிட்டவங்க மட்டும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இந்த சகரியா பைபிள் நீங்க கவனிங்க உசியா கத்தரை தேடுறதுக்கு கத்தரை தேடுறதுக்கு மனசு உசியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மனுஷனை ஒருத்தர் லீடு பண்ணான் தேவனை தேடி வாழ்றதுக்கு ஒரு மனுஷன் நடத்தினான் அவன் பேர் என்ன எத்தனை புரியுது இப்போ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படணும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரப்படணும் நீங்க சத்தியத்துல கட்டப்படணும் நீங்க சத்தியத்தால நடத்தப்படணும் நீங்க சுத்திகரிக்கப்படணும் நீதிக்குள்ள வரணும் பரிசுத்தமாக்கப்படணும் தேவனுக்கு உகந்த எல்லா தரப்பிலும் நீங்க உருவாக்கப்படணுங்கிற ஒரு மாபெரும் நோக்கத்திற்காகத்தான் தேவன் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் உங்க குற்றங்களை உங்ககிட்ட இருக்கிற பாவங்களை உங்ககிட்ட இருக்கிற தப்பிதங்களை உங்ககிட்ட இருக்கிற குறைகளை அப்படியே மூடாக்கு போட்டு மறைச்சு அதை எல்லாத்தையும் பெருசா காமிக்காம உணர்த்தி காமிக்காம சுத்தி காக்க காமிக்காம அதுக்கெல்லாம் மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி மறைச்சு ஊழியம் செய்யறதுக்கு கத்தர் ஊழியக்காரர்களை கூப்பிடுறாங்க புரியுது நல்ல தேவனுடைய மனிதன் சொல்லுங்க நல்ல தேவனுடைய மனிதன் கண்டித்து உணர்த்தி நடத்துகிறான் சொல்லுங்க இந்த உலக ஆதாயம் இருக்கு உலக ஆதாயம் கூட்டத்தை சேர்க்கணும் பணத்தை சேர்க்கணும் இடத்தை வாங்கணும் கட்டணத்தை கட்டணும் அப்படி இப்படி வரணும் மீடியாவில் வரணும் அதுல வரணும் இதுல வரணும் அப்படி அப்படி எல்லாம் நினைச்சு ஊழியம் பண்றது இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க நிறைய பேரை ப்ளீஸ் பண்ண வேண்டியது வரும் சொல்லுங்க நிறைய பேர் அவங்க என்ன செய்ய வேண்டியது வரும் நிறைய பேர் அவங்க என்ன செய்ய வேண்டியது வரும் உங்க பேர் நம்ம பேச்சுல சொல்றேன் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது வருமா புரியுதா சில பேர் சொல்லுவாங்க இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எத்தனை பேருக்கு எப்படி ஆனந்தம் தெரியுமான்னு சொல்லுவாங்க நான் இங்க சொல்லக்கூடாது சில பேர் ஃபேம்ல வர்றதுக்காக சில பேர் இந்த தேசத்துல பெரிய இடத்துல வர்றதுக்காக தரம் கெட்ட செயலெல்லாம் செய்து தரம் தாழ்ந்து நடந்து எடுத்துருக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதாக குறித்த நாட்களிலே சொல்லி இருக்கிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்க தரம் கெட்டு உங்களை தரம் தாழ்ந்து நடக்க வைக்கிறதுக்கு தேவன் ஊழியக்காரங்க தரல உங்களை தட்டி கொட்டி நிமிர்த்து இதுதான் சத்தியம் இதுதான் தேவன் இதுதான் தேவ சித்தம் என்பதை உங்களுக்கு புரிய வைத்து வழிநடத்துவதற்கு தான் சகரியாக்களை போல தேவ மனிதர்களை கத்திருந்த தேசத்திற்கு தந்திருக்கிறார் சொல்லுங்க நீங்க யார் ஏற்றுக்கொள்ள இல்லை ஏற்றுக்கொள்ள அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆவியாளர் பேசுகிறதை நான் சபைக்கு சொல்லிட்டு போறேன் அவ்வளவுதான் வாங்கிக்கிறோம் வாங்கிக்க தூக்கி எறிய தூக்கி எறிய அசட்டை பண்றோம் அசட்டை பண்ணிட்டு போ அதை பத்தி ஐ டோன்ட் கேர்